ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி அப்திக் சாயோட செவன்த் பர்த்டே இன்றைக்கி நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அப்திக் சாயோட பர்த்டேயோட செலப்ரேஷன் வீடியோஸ் தான் எல்லா வருஷமே ஒரு ஒரு தீமில் பண்ணுவோம் பர்த்டே இந்த வருஷம் அவன் டிரான்ஸ்ஃபார்மர் கேட்டிருந்தான் ஸோ அதனால் டிரான்ஸ்ஃபார்மர் தீம் தான் நம்ம இன்றைக்கி ரெடி பண்ணியிருக்கோம் அதுக்காக நான் ஃபஸ்ட் டைமாக கேக் ரெடி பண்ணியிருக்கேன் அவன் கேட்ட மாதிரி டிரான்ஸ்ஃபார்மர் லோவெல்லாம் வச்சு நான் ரெடி பண்ணியிருக்கேன் எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்த்துட்டு எனக்கு வீடியோவில் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அவன் ரொம்பவே ஹாப்பியாக ஃபீல் பண்ணான் கேக்கை பார்த்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னான் ஸோ அதுவே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு ஸோ ஃபஸ்ட் டைமாக பண்ணும்போதே கொஞ்சம் நல்லா தான் பண்ணியிருக்கேன்னு எனக்கு தோணுது பர்த்டேனால ஒரு ஒரு கப் மேலேயும் நான் நம்பர்ஸ் வச்சுருக்கேன் ஸோ என்னுடைய க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி நான் டிசைன் பண்ணியிருக்கேன் ஸோ ஸ்டெப் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து one two three four five six seven அந்த மாதிரி நான் வச்சுருக்கேன் அவனுடைய பர்த்டேனால அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இன்வைட் பண்ணியிருக்கேன் ஸோ அவன் ரொம்பவே ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கான் ஸோ என்னுடைய பர்த்டேக்கு என்னுடைய ஃப்ரெண்ட்ஸை இன்வைட் பண்ணுவேன் Let's take for celebration. give me this one. Give me a cupcake. Give me a cupcake. Give me a cookie. Do you want a commercial? 欢迎。